வெல்கம் டு சிம்பிளி இன்றைக்கி நம்ம சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிருங்க எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு வரமிளகா போட்டுக்கலாங்க நான் ஆறு வரமிளகா எடுத்திருக்கேன் அரை கிலோவுக்கு நல்லா காரம் சாப்பிட்றவங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க வரமிளகா நல்லா எண்ணெயிலே பொரியணுங்க நல்லா மனம் வரணும் நல்லா மனம் வந்துருச்சு இப்போ சிக்கன் போட்டுக்கலாம் சிந்தாமணிக்குன்னு கேட்டாலே இப்படி பொடியாகவே தருவாங்க கடையிலையே இல்லைனாலும் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க நல்லா நல்லா மிக்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கிளறி விட்டுருங்க கொஞ்சம் வேகட்டுங்க கொஞ்சம் வெந்தது அப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெந்துருச்சு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த தண்ணியில் அந்த எஷன்ஸ் ஃபுல்லாக இறங்கணும் வேகட்டுங்க இது நல்லா கொதித்து தண்ணி ஃபுல்லாக இதில் இறங்கணுங்க நல்லா சுண்டணும் அடுப்பு சிம்மிலேயே வச்சு மூடி வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு வருது இந்த தண்ணி வந்து நீங்கள் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த தண்ணி கொஞ்சம் நான் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து விட்டுக்கோங்க கொஞ்சம் இதில் இருக்குது கறி நல்லா வெந்துருச்சு இது நல்லா ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனது இறக்கிடலாம் பாருங்கள் இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சீக்கிரமும் வெந்துடும் தேவையான பொருள் இதில் ரொம்ப கம்மிங்க வெறும் வரமிளகா உப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கறியும் சாதத்தில் போட்டு பிணைஞ்சிங்கன்னா அந்த தண்ணி கூட நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க சிம்பிளி சென்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ